ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோகிணி தவன் ரெண்டு பேருக்குமே வந்து first day school so school timing பார்த்தீங்கன்னா காலையில் செவன் தேர்ட்டிக்கே வந்து ஆரம்பிச்சிருவாங்க ரோகிணி வந்து அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அடுத்தது வந்து தவனும் வந்து கிளம்பணும் இங்கே தவன் தவன் புது ஸ்கூல் போக போகிறீங்களா ம் புது டீச்சர் புது ஸ்கூல் அப்புறம் புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க இல்லை ஆமாம் பெரிய ஸ்கூல்டா உங்களுக்கு கிண்டர் கார்டன்லாம் தவன் முடிச்சாச்சு இப்போது இப்போ வந்து ப்ரைமரி ஒன் போகிறாரு ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாரு யூனிஃபார்ம் போட்டு தவன் சாமி கும்பிடலாமா ம் சாமி கும்பிடுங்க ஏ சாமி கும்பிடுங்க தவனுக்கு வந்து காலையில் பால் கொடுத்துருவோம் அப்புறம் வந்து பாஸ்தா அம்மா ரெடி பண்றோம் ஓகே பாஸ்தா வைக்கிறோம் உனக்கு காலையில் ரசஸ்க்கு சரியா அப்புறம் பிரேக்குக்கு என்ன வேணும் ஃப்ரூட்ஸா பிஸ்கெட்ஸா ஃப்ரூட்டி லூஃபா எது வேணும் ம் சரி ஓகே ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நேற்றே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபன் பாக்ஸ்லலாம் பின்னாடி நேம் எழுதி வச்சுட்டேன் ஸோ ரெண்டு டிஃபன் பாக்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில் இதுலேயும் நேம் எழுதியாச்சு பேகு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து ஒரு ரெண்டு ஒரு ஸ்டோரி புக் வைக்கணும் அப்புறம் வந்து ஒரு பவுச் வச்சுருக்கேன் இதில் வந்து கலர் பென்சில் பென்சில் எல்லாமே வச்சுருக்கேன் இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபிஃப்டி பா பர்ஸில் வந்து இவருக்கு வந்து காசு வச்சுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி கேன்டீனில் வந்து எப்படி வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அதையும் சொல்லி தருவாங்க கேன்டீனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸு மைலோ அப்புறம் வந்து யாக்கல்ட் எல்லாமே இருக்கும் சிக்கன் ரைஸ் இது மாதிரி எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி தருவாங்க டீச்சர்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க இன்றைக்கி அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காசு கொஞ்சம் வச்சுருக்கேன் இதில் இன்றைக்கி ஃபஸ்ட் என்னால் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் தான் ஸ்கூலு அதனால் காலையில் போயிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க அவங்க பாஸ்தா வச்சுருக்கேன் இது வந்து டுவெல் ஓ கிளாக் வந்து ஒரு பிரேக் மாதிரி விடுவாங்க ஒரு டென் மினிட்ஸ் அதுக்காக வந்து ஃப்ரூட்டி லூஃப் வந்து வைக்க சொன்னார் தவணை நான் ஃப்ரூட்ஸ் தான் வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் தவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி லூஃப் வேணும்னு கேட்டார் அதனால் அது வச்சாச்சு இது ரெண்டுத்தையும் எடுத்து பேக்கில் வைக்க வேண்டியதான் இங்கே பார் உனக்கு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்தா வச்சுருக்கேன் ஓகே அப்புறம் இது எப்போ சாப்பிட்லாம் இது இது எப்போ சாப்பிட்ணும் சொல்லு டுவெல் ஓ கிளாக் வந்து பிரேக் விடுவாங்க அப்போ சாப்பிட்ணும் ஓகே தண்ணி குடிக்கணும் சரியா செவன் ரெடி கிளம்பலாமா ஓகே ரெடி எப்படி இருக்கா குட்டியாக தான் இருக்க நீ செவன் இயர்ஸ் இப்போ ம் போ போ விடுங்க நீ போ ஓ போ வேண்டாம் பஸ் வேண்டாம் ஆமாம் இங்கே நடந்து போயிடலாம் விழாது பாபா வா நிறைய பேர் போகிறாங்க இப்போ பேரண்ட்ஸ்லாம் வராங்க விழாது விழாது சரியா தர்ஷன் வரானா பாருங்க இந்த சைடில் இன்னைக்கு வராங்களா பார்க்க முடியுதா ஆமாம் அம்மா ஃபஸ்ட்டு இருந்தாலும் அம்மா உள்ளே வரலாம் ஓகே கைப்படி செவன் ஸ்கூல் ரீச் பண்ணிட்டோம் இல்லை ஸோ உள்ளே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து இருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து தவணை வந்து விட்டுட்டு நம்ம வந்து அன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது ஸோ அதுக்கு வந்து மேலே வந்திருக்கோம் இப்போ இந்த கிளாஸில் தான் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து இருக்கவங்க எல்லாருமே வந்து தவனோட கிளாஸ் பேரண்ட்ஸ் இவங்க ஸோ எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க அப்புறம் போன உடனே நம்மளுக்கு என்னென்னலாம் அன்றைக்கி வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்புறம் இவங்க வந்து ஓரியன்டேஷன் மாதிரி நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளியராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்புறம் டீச்சர்ஸ் யார் கோஃபார்ம் டீச்சர் யார் அப்புறம் என்னெல்லாம் கொண்டு வரணும் ஸ்கூலுக்கு இது மாதிரி சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து அன்றைக்கி சொல்லிடுவாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அன்றைக்கி அது முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்டீனில் போய் நம்ம வந்து பசங்களை வந்து பார்க்கலாம் ஸோ கேன்டீனுக்கு தான் வந்து இப்போ போயின்னு இருக்கோம் இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம் கேன்டீனுக்கு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து கூப்பிட்டு வராங்க தவன் பாருங்க போகிறாரு ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்தது மற்ற கிளாஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஹாலிடே தான் அன்றைக்கி ஸோ டீச்சர் தான் வந்து அன்றைக்கி எல்லா பசங்களையுமே வந்து கைட் பண்ணாங்க அடுத்த ஒன் வீக் பார்த்தீங்கன்னா பி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள கைட் பண்ணுவாங்க ஸோ கேன்டீனில் ஏதாவது வாங்கணுன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அன்றைக்கி கேன்டீனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செக்ஷன் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ செக்ஷன் வந்து இப்போ வந்திருக்காங்க கேன்டீனுக்கு அடுத்த பேட்ச் த்ரீ செக்ஷன் வந்து அடுத்த பேட்சாக வந்து வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கேன்டீனில் வந்து எப்படி மணி கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அன்றைக்கி கைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் வந்து நம்ம வாலண்டியர்ஸாக இருந்துக்கலாம் அவன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அவங்க கிளாஸ் கிளம்பிட்டாங்க அடுத்த பேட்ச் வந்து வந்திருக்காங்க இதில் வந்து தவனோட ஃப்ரெண்டும் வந்திருக்காரு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு கிளாஸு ஆனால் வந்து தமிழ் கிளாஸில் வந்து மதர் டங் கிளாஸில் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே எப்படி இருந்தது தவிர நல்லா இருந்துச்சா ஓகே போகும் தர்ஷன் அந்த கேட் போயிருக்கான் பேக் சைட் கேட் இங்கே இல்லை அவங்க அந்த சைடு கேட் எடுக்கிறாங்க அவங்க பஸ்ஸில் போவாங்கடா வீட்டுக்கு வா இப்படி தான் பார்த்தீங்கன்னா தவனோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்து போச்சு நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களை வந்து வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்